அருணறிந்த இரண்டு மாதாஜி உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கடந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் மார்கழி திங்கள் முதல் நாள் அன்று திருப்பாவை ஓதி திருவீதி வலம் இறைவன் திருமுன் என்று பாடி பரவி அவன் அருள் பெற்று இந்த பாவைய நோன்பதை நாம் திறம்பட இந்த முப்பது நாட்களும் நடத்தி முடித்தோம் இன்று நிறைவோடும் மகிழ்வோடும் நிகழ்ச்சியோடும் இந்த இறுதி நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல நேரத்திலே பாவியன் பாவிய நோன்பனுடைய தோற்றமும் ஏற்றமும் நோக்கமும் பற்றி சிந்திப்பது சார பொருத்தமாகும் என்று நான் நினைக்கின்றேன் இலக்கியத்திலே பரிபாடல் என்கிற ஒரு இலக்கியம் அந்த இலக்கியத்திலே பாவிய நோன்பை பற்றி பல குறிப்புகள் காணப்படுகின்றன அதை அம்பாவை ஆடல் என்று பெரும் புலவர் அந்துவனார் குறிப்பிடுகின்றார் காலம் சாயா காமம் சாயா இளம் கைப்பெண்கள் கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய நோன்பு என்று அதனை குறிப்பிட்டு சார்கிறார் ஐந்து முதல் பன்னிரண்டு வயதுடைய பெண்கள் தன் அன்னையுடன் துணையுடன் வைகை ஆற்றிலே குளித்தெழுந்து அந்த ஆற்றங்கரை மணலாலும் மண்ணாலும் ஒரு பாவையை செய்து அது காத்தியாயினி தேவியாக கருதி வழிபட்டு அந்த நோன்பனை கொண்டு வார்கள் கொண்டு கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டாடுகின்ற பொழுது நாட்டின் நலமும் மனைவனை வேண்டி வர்ணனை வழங்கியும் அவர்கள் இந்த நோன்பனை முடிக்கிறார்கள் முப்பது நாள் எட்டாம் நூற்றாண்டிலே ஆண்டாள் நாட்சியார் வந்த பிறகுதான் கன்னி பெண்கள் இந்த நோன்பிலே கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனால் மார்கழி மாதம் மட்டும் இந்த நோன்பு தொடங்குவதற்கு காரணம் என்ன மார்கழி மாதம் இறைவனை மனப்பீடத்திலே வரவழைத்து வழிபடுகின்ற பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதம் அதனால் இந்த மார்கழி மாதத்தை மா பீட மாதம் என்று குறிப்பிடுவார்கள் ஆண்டாள் நாட்சியாரும் இதை ஒப்புக்கொண்டுதான் தன்னுடைய முதல் பாசுரத்திலே அவன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதிவே போதிவினோ என் நீரடியேன் என்று ஆரம்பிக்கின்றார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லுகின்ற பொழுது நிறைமதி நாள் என்றுதான் நாம் எல்லோருமே பொருள் எடுக்கின்றோம் ஆனால் மார்கழி திங்கள் முதல் நாளில் பௌர்ணமி வருமா வராது என்பதே எல்லோருடைய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஏன் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று கூறுகின்றார் என்றால் மதி என்றால் நிலவு சந்தனை என்பது மட்டும் பொருள் அல்ல அறிவு புத்தி என்பதும் ஒரு பொருள் பிறை நிலவாக அரைகுறையாக இருக்கின்ற அறிவு இந்த மார்கழி திங்களிலே முழு நிலவாக ஒளிரும் என்பது அறிவியலாருடைய கருத்து காரணம் என்னையோ எனின் இந்த பூமியினுடைய சுழற்சியை இந்த மார்கழி திங்களிலே ஓசான படலத்துக்கு சற்று நெருங்கி வருவதனால் ஏராளமான பிராணவாயு கிடைக்கிறது இந்த வாயு இந்த உயிர் மூச்சையை சுவாசிக்க சுவாசிக்க அறிவு பூர்ணமாக வளர்ந்து கூர்மையாக மீறுகிறது என்பது அறிவியல் கருத்து இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாடல்களில் முதன் முதலாக மார்கழி திங்களுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அன்று ஆண்டவனை மனைப்போடத்தில் வைத்து வழிபடுகின்ற பயிற்சியை கொள்வதற்கு ஏற்றது ஒரு நாள் ஆகவே எல்லோரும் நீராட வாருங்கள் என்று இந்த மகளிர் நீராடல் விழாவினை பற்றி குறிப்பிடுகின்றார் இந்த அரைகுறையாக முழுமையாக ஆகின்ற இந்த மதி நிறைந்த நன்னாளில் எப்படியெல்லாம் விரதம் இருக்க வேண்டும் என்பதும் ஆண்டாள் ஆட்சி அடுத்த பாசரத்திலே குறிப்பிடுகின்றார் வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலில் பையத்துகின்ற பரமன் அடிபாடி பால் உண்ணோ நாட்காலி நீராடி மையிட்டு எழுதோம் மரரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் காட்டி ஒய்யுமாறு எண்ணி உகந்தியலோர் எம்பாவாய் என்று நாம் இந்த பாவிய நோன்பின் எல்லை எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்னென்ன முறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வரிசைப்படுத்தி கூறுகின்றார் முதலில் பார்க்கடலில் பையத்துக்கு எந்த பரம ஒரு செய்யுள்களை படிக்கின்ற பொழுது சாதாரணமாக எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் இலக்கண ரீதியாக எட்டு விதமாக பொருள் கொள்ள வேண்டும் ஆற்று நீர் முடிமாட்டு நிரல் நிறை விற்பூர் தாப்பிசை அலமடி பாப்பு அடிமடி மாட்டி கொண்டு கூட்டு என்ற எட்டு விதங்களிலே தான் அதனுடைய பொருள் முழுமையாக விளங்கும் இலக்கிய வகையிலே பார்க்கின்ற பொழுது வெளிப்பொருள் உட்பொருள் கருப்பொருள் இந்த கருப்பொருள் இறைச்சி பொருள் உள்ளுறை ஊமம் என்று இரண்டாக பிரிக்கப்படும் இந்த மூன்று இலக்கிய வகையிலே இந்த மூன்று விதமாகவும் இலக்கண வகையிலே இந்த எட்டு விதமாகவும் பொருள் கொண்டால்தான் அந்த செய்யுடைய முழுமையான பொருளை நம்மால் உணர முடியும் இந்த பாடலிலே முதலில் சொல்கின்றார் பார்க்கடலில் பையத்துகின்ற என்ற பரமன் அடி பாடி இதற்கு வெளியேற்பவர்கள் எல்லோருக்கும் தெரியும் திருப்பார்கடலிலே பைய கொண்டு துயிர் கொண்டிருக்கின்ற அறிவுள் கொண்டிருக்கின்ற ஆண்டவனுடைய திருவிடுகளை நினைந்து அவனுடைய பெருமைகளை பாடி துயிரிட வேண்டும் அடுத்தால் போல் என்ன சொல்கின்றார் நெய் உண்ணும் பால் உண்ணும் இது மரபு முரண்பாடாக தெரிகிறது காலையில் எழுந்த உடனே அப்படி மரபு என்ன காலையில் எழுந்து பல் விளக்கி நீராடி ஈரம் துவத்து புத்தாடை அணிந்து தலைவாடி ஒப்பனை செய்து அதற்கு பிறகுதான் உணவு உண்போம் ஆண்டா நாச்சியார் வரிசையிலே இரண்டாவதாக நெய் உண்ணும் பால் உண்ணும் என்று குறிப்பிடுகிறார் இந்த வரிசை அமைப்பு என்பது ஏவோதான் என்று அமைக்கப்படுவதில்லை அதற்கு என்று சில நிபந்தனைகள் உண்டு சிறப்பினும் உயர்வினும் மிகையினும் ஆவது முறை வைப்பு என்பது நன்னூலுடைய சூத்திரம் இதன்படி நான்கால் நேச்சர் செய்யாமல் இருக்காது ஆகியவர்கள் இரண்டாவதாக இந்த நெய் ஒன்றும் பால் ஒன்றும் என்று கொண்டுவதற்கு தகுந்த காரணம் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஐம்பெரும் காப்பியங்கள் யார் என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள் ஜீவ சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி பழையாவதி இது எப்படி வரிசைப்படுத்துகிறார்கள் முதலில் தோன்றிய இறக்கிய முதலாகவும் இரண்டாவது தோன்றிய இலக்கிய இரண்டாவதாகவும் அப்படித்தானே வரிசைப்படுத்த வேண்டும் ஆனால் இது காலத்தால் முந்தைய சிறப்பதிகாரத்தை இரண்டாக வைத்து ஜீவக சிந்தாமணியை முதலில் வைத்திருக்கிறார்கள் இந்த முறையீட்டு காரணம் என்னவென்றால் சிறப்பதிகாரம் ஆதி ஒரு அந்த வரை ஒரு அவரச்சுவை நிரம்பிய காப்பியம் ஆகிய ஒரு முறை வைப்பின் போது முதல் முதலாகவே ஒரு அகலச்சுவை ஆரம்பித்தால் அது சிறப்புடையதாக இருக்காது மங்களமாக தொடங்கினால்தான் மங்களமாக முடியும் என்பதற்காக வெள்ளி இன்சுவை காப்பியமாக ஜீவக சிந்தாமணியை முதலில் வைத்தார் ஜீவக சிந்தாமணி ஒரு காதல் சுவை ததும்ப ததும்ப பாடப்பட்ட ஒரு இலக்கியம் ஜீவகன் தன்னுடைய வீரத்தாலும் விவேகத்தாலும் திறமையாலும் எட்டு பெண்களை மனம் புரிந்த வரலாற்றை கூறுவது சிவக சிந்தாமணி ஆகவே இன்பமான சுவையான காப்பியத்தை முதலாக வைத்து காலத்தால் முந்திய சிறப்பதிகாரத்தை இரண்டாக வைத்தார் மூன்றாவது காலை தொடர்புடைய மணிமேகலை வைத்தார் நான்காவது ஐந்தாவதாக கேசியும் வளையாபதி வைக்க காரணம் என்றால் கேசியும் வளையாபதியினுடைய ஏடுகள் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதில் எண்பது விழுக்காடு கிடைத்த குண்டலிகேசியை நான்காவது வைத்து ஐம்பது விழுக்காடு கிடைக்கப்பட்ட வளையாபதி நான்கு ஐந்தாவதாக வைத்தார் இப்படி முறை வைப்பின் போது ஒரு காரண காரியத்தோடு தான் ஒரு முறை வைப்பது வழக்கம் அதுபோல இதில் முதலில் பரமரடி பாடுகின்றார்கள் இரண்டாவது நெய்யுண்ணும் பாடுவது என்று உணவை கொண்டு செல்வதற்கு காரணம் என்ன நாம் நோன்பு வேரதம் என்பது என்னது இதை கடுகு விழா இறங்கினார் என்று ஒரு பொருள் சொல்வார் நோன்பு என்பது காப்பது விரதம் எதை காப்பது தட்டி தடுமாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை அடக்கி காப்பதுதான் விரதம் மனதை அடக்க வேண்டும் மனதை எப்படி அடக்குவது ஐம்புலங்கள் அழுங்கினால் மனமானது ஒடுங்கும் இந்த ஐம்புலங்களை அடக்குவதற்கு முதல் முதலாக முதல் படி நாவடக்கம் இந்த நாவை அடக்கினால்தான் ஏனைய ஐம்புறங்களும் அடங்கும் நான்கு புறங்களும் அடங்கும் ஆகவே முதல் நாவடக்கத்திற்காக வேண்டிதான் முதலில் நெய் உண்ணும் பார் உண்ணும் என்று இரண்டாவது வரிசையிலே இந்த உணவை பற்றி குறிப்பிடுகின்றார் இதிலும் இரு ஒரு உடன்பாடு இருக்கிறது நெய் உண்ணும் பார் உண்ணும் என்று ஏன் குறிப்பிடுகின்றார் இதற்கு சீனிவாச ராகவன் என்ற பேராசிரியர் ஒரு விளக்கமுறை சொல்லியிருக்கின்றார் ஆண்டாள் நாட்டியார் ஒரு பாவனை மிகுந்தவர் வெள்ளிப்புத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்தாலும் அவர்கள் ஆயுள் பாடுகளே இருப்பதாகவே தன்னை பாவனை செய்து கொள்வார்கள் திருவில்லிபுத்தூர் குளத்திலே குளித்தாலும் எமனை ஆற்றங்கரை குளிப்பதாக நினைத்து கொண்டு அங்கு குளித்து அந்த இறைவன் அங்கிருக்கின்ற இறைவனை வழிபடுவது போலவே அவர்கள் இப்பொழுதும் ஆதி திருவல்லிபுத்தூரில் இருந்து அவர்கள் அங்குள்ள இறைவனை வழிபட்டு அது நந்தகோபுர இல்லமாக பாவனை செய்து கொண்டே வாழ்கின்றவர்கள் ஆகவே ஆயர்பாடியிலே ஏராளமாகவும் தாராளமாக கிடப்பது நெய்யும் பால் ஆகவே நெய்யாலும் பாலாலும் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் நாசியிலே ஏறுகின்ற பொழுது நாக்கினை நூசுருக்காத பேர்கள் உண்டுமா வேறொரு கிடையாது ஆகவே நாக்கினை நூசுருந்தவுடன் அவர்கள் உண்ணுவதற்கு ஆசைப்பட்டு ஏராளமாக எடுத்து உண்டு விடக்கூடாது அப்படி உண்டால் நாவடக்கம் தடைபட்டு விடும் என கருதிதான் அந்த நாவடக்கத்திற்கு நெய் உண்ணும் பால் உண்ணும் என்று குறிப்பிட்டார் ஆனால் பேராசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இதை மறுத்தினார் ஏராளமாக கிடைப்பதனால் அதை ஏராளமாக திங்க வேண்டும் சட்டமில்லை வாங்க இருக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நிறைந்த இந்த ஆயப்பாளியிலே அந்த பசுக்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மக்களுக்கும் மனிதர்களுக்கும் கிடைக்காத உணவுப் பொருள் கிடைக்காதா அதில் இருக்கின்ற காய்கறிகள் சிலவற்றை சொல்லி அதை உண்ண மாட்டோம் என்று சொல்லலாம் இல்லை நெல்லரிசி சோறையை தின்ன மாட்டோம் என்று சொல்லலாம் அதை விட்டு நெய்யும் பாலும் என்று அவர் விசேஷமாக குறிப்பொருள் ஏதோ ஒரு உள்பொருள் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு திருக்குறளிலே துவைத்த பெருமுகிறார் அவர் குரலை கொண்டு ஒரு வாதம் செய்கின்றார் என்னவென்றால் நாம் எதற்காக விரதம் இருக்கிறோம் இறைவனுடைய அருள் வேண்டி இறைவை விரதம் இருக்கின்றோம் அருள் எதற்காக அவன் திருவடி சேர்வதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் பாய்ந்தது என்பது மணிவாசகம் அவன் திருவழி சேர்வதற்காக வேண்டிதான் நாம் இவ்வளவு செய்கின்றோம் இதை வள்ளுவர் ஒப்புக்கொள்கிறார் ஒப்புக்கொள்கின்றார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அதோடு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை அடுத்தாலே ஒரு மிக பாடலே அழுத்த திருத்தமாக சொல்ல போனால் கோபவசமாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வள்ளுவர் ஒருவரை பார்த்து யாருக்கெல்லாம் அருள் வேண்டும் என்று கேட்டார் எல்லோரும் கை வைத்திருக்கார் எனக்கு எனக்கு என்று அந்த கூட்டத்தில் ஒரு சிலரை பார்த்தவுடன் அவருக்கு கோபம் வந்து விட்டது இவர்களுக்கெல்லாம் எப்படி அருள் கிடைக்கும் என்று கோபாவேசமாக பேசினார் பாடலை பாருங்கள் தன் ஊரை பெருக்கத்து தான் பிறிது ஊர் உண்பார் எங்கனம் ஆடும் அருள் இவங்க பிற ஊரை உண்டு தன் ஊரை பெருக்கவனுக்கு அருள் எப்படி உண்டாகும் என்று கோபமாடும் வள்ளுவர் கோபப்பட்டது இரண்டு இடம் என்று சொல்றார் பறந்து கடுகை உறகையேற்றான் என்று சொல்வதும் எங்கிற மாடுகள் என்று சொல்லுவதிலும் இந்த இரண்டு குழுவும் சற்று கோப சுமக பேசினார் என்று திருக்குறளார் முன்சாமி பேசுவார் ஆகவே ஊன் உணவு உண்டால் அவர்களுக்கு அருள் கிடைக்காது என்று அழுத்து திருத்தமாக இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார் அடுத்த ஒரு இன்னொரு பாடலை சொல்கின்றார் உண்ணாமை உள்ளது உயர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்த செய்யாத அலறு இந்த பாடலை எப்படி பொருள் கொள்வார்கள் உண்ணாது இருப்பதே உயர்நிலை ஊன் உண்டால் நரகமானது அவன் வாயை திறந்து அவனை வெளியே விடாது தன் வாய்க்குள்ளே அடைத்துக் கொள்ளும் என்பது இந்த பாடல் இந்த பாடல் பொருள் சரியாக விளங்கவில்லை இந்த பாடல் ஆற்றியல் போன்று பொருளாக இப்படியே பொருள் எடுக்கக்கூடாது இது தாப்பிசை பொருள் தாப்பிசை என்றால் ஒரு ஊஞ்சல் இங்கு கிடக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஊஞ்சலை ஆட்டிவிட்டால் இந்த ஊஞ்சல் மெதுவாக முன்னே நோக்கி செல்லும் சென்று அதுக்கு பிறகு தான் புறப்பட்ட இடத்துக்கு வந்து பின்னர் நோக்கி செல்லும் இதே போல இந்த பாடலுடைய மத்தியில் இருக்கின்ற நடுவில் இருக்கின்ற ஒரு சொல் சொல்லானது முன்னாலே சொன்று அந்த செற்றொடருக்கு பொருள் சொல்லி தான் இரண்டு இடத்திற்கு வந்திருக்கு பின்தொடர்ந்து பின்னாலே செல்கின்ற சொற்களுக்கும் பொருள் சொல்லும் இந்த பாடலுடைய மைய எழுத்து மைய சொல் ஊன் இந்த ஊன் என்கிற சொல்லி முன்னால் போட்டு ஊன் உண்ணாமை உள்ளது உயர்நிலை இந்த உயர்நிலை என்றால் என்ன தொல்காப்பியர் உயிரினங்களை நான்கு கதிகளாக பிரித்திருக்கின்றார் அசுரகதி விலங்குகதி மானுடகதி தேவகதி அசுரகதி என்றால் என்ன இழிந்த மனமும் இழிந்த செயல்களோடு இறக்கமில்லாத அரக்கு நிலை கொண்டு வாழ்கின்றவர்கள் அசுரர்கள் விலங்கு என்பது என்ன ஐந்தறிவினால் எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் நினைத்த நேரத்திலே நினைத்த செயலை செய்யக்கூடிய விலங்கு நிலை மானுடம் என்பது மனமானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது மானுட நிலை இந்த மானுடத்தினுடைய வளர்ச்சி எது வரைக்கும் என்றால் இந்த மானுடத்தின் வளர்ச்சி தேவதத்தை தொடுவது வரைக்கும் வானுடத்தின் முத்தாய்ப்பு தேவத்தினுடைய ஆரம்பம் இந்த தெய்வ நிலை உயர்நிலை அசுர நிலை இடிநிலை என்று குறிப்பிடுவார் தொல்காப்பியர் இந்த உயிர்நிலைக்கு அடைய வேண்டும் என்றால் முதற் பழி ஊர் உண்ணாதிருத்தல் ஆகவே தான் வள்ளுவர் சொன்ன ஊர் உண்ணாமை உயர்நிலை அடுத்தால ஊர் உண்ண அண்ணாத்து செய்யாத அளவு அண்ணாது நரகமானது ஒரு சிறைச்சாலை மாதிரி சிறைச்சாலையில ஒரு சிறிய தப்பு பண்ணா அவனுக்கு ஒரு மூன்று மாசம் அதையோட ஒரு பெரிய பாவம் செய்தால் ஆறு மாதம் அதையோட பெரிய பாவம் பன்னிரெண்டு மாதம் ஏதாவது மரணம் போன்ற ஒரு சாவு போன்ற ஒரு பெரிய காரியங்களை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை என்று கொடுப்பதை மாதிரி அவரவர் பாவங்களுக்கு தக்கவாறு அவருடைய பயனை அறிவிப்பதற்கு குறிப்பிட்ட காலம் உண்டு அந்த காலம் கழித்து ஒரு நல்வினை பயனை விடுவதற்காக அந்த நரகமானது வாயை திறந்து அவனை வெளிவிட்டு விடும் ஆனால் இந்த ஊழல் ஒன்று எந்த காலத்திலையுமே வெளிவிடாது அவனை வாய்க்குள்ளே அடைத்துக் கொள்ளும் அப்படி நரகத்தில் கிடக்கூடியவன் எப்படி சொக்கத்துக்கு வர முடியும் இறைவனுடைய திருவடியை ஏற முடியும் இதைத்தான் பாதத்துக்கு எடுத்துக்கொள்கின்றார் பேராசிரியர் அவர் அது பிறகு பால் உண்ணும் நெல் உண்ணும் என்று சொல்கிறார்களே ஊன் உண்ணாமை என்று சொல்லியிருக்கலாமே இந்த பால் என்பது என்னது மாட்டினுடைய உதிரம் குருதி இந்த குருதி உருமாறி பாலாக வருகிறது உருமாறி வந்த உதிரத்தை கூட நான் எடுக்க மாட்டோம் என்று ஒரு அடாப்படியாக இருந்தால் அவர்கள் எப்படி பச்சை ரத்தம் தோய்ந்த ஊனையும் எறும்பையும் சாப்பிடுவார்கள் ஆகவே ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்துவது ஊன் உண்ணாமையை தான் அது மெதுவாக நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று குறிப்பிடுகின்றார் என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார் அடுத்தாற்பட காலையில் நீராடுங்கள் அதிகாலை நேரத்தில் நீராடினால் சுத்தமான கரப்பில்லாத பிராணவாயு கிடைக்கிறது அதை உட்கொண்டால் புத்தி மிக தெளிவாக இயங்கும் ஆகவே காலையில் நீராட வேண்டும் அடுத்த அளவில் சொல்ல வருகின்ற வருகின்றது கண்களுக்கு அஞ்சனம் தீட்டுதல் மலைக்குந்தரே மலர் பெய்து மனம் ஊற்று இந்த ஒப்பனை கரைகளை செய்ய மாட்டோம் என்று சொல்கின்றார் அதுக்கு என்ன காரணம் சீனிவாசி சீனிவாசையர் சொல்கிறார் இதை செய்வதற்கு சில கால நேரம் விரைவாகும் இந்த நேரத்தை கூட இறைவன் சிந்தனையிலே கழிக்கலாமே என்று குறிப்பிடுகிறார் இதை ஒப்புக்கொண்ட ராமகிருஷ்ணன் அவர்கள் இதுவும் சரி ஆனால் அதே சமயத்தில் அழகான விழிகளுக்கு அஞ்சனை திட்டி கவர்ச்சியாக்குகின்ற கவனமும் மழைக்குந்திலே மழை பெய்து மனமூட்டுவது இருக்கின்ற கவனமும் இருந்து கொண்டிருந்தால் இறை சிந்தனையில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் ஆகவே அதற்கும் சேர்த்துதான் ஆண்டான் ஆட்சியார் இவ்வாறு கூறியுள்ளார் என்று அடுத்தார் சொல்கிறார் இதுக்கு அடுத்தார ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு வண்டி உகந்தீரோ உவாய் ஐயம் என்றால் என்ன பிச்சை என்றால் என்ன பிச்சை என்பது தன்னை நாடி வருபவர்களுக்கு ஒன்று கொடுத்து உபசரிப்பது ஐயம் என்பது தான் தேடி நாடி சென்று அவளை வணங்கி வழிபட்டு அவளுக்கு தேவையான கொடுப்பது இந்த சித்தர்களும் முனிவர்களும் யாருடைய இல்லத்திற்கு வந்து யாசகம் கேட்க மாட்டார்கள் அவர்கள் கோயில் கோயிலாக சென்று கொண்டே இருப்பார் வள்ளுவர் இவரைத்தான் செல்விருந்துன்னு சொல்வார் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்க்கு இப்படி கோயில் குளத்தில் இருக்கின்ற யோகிகளையும் ரசிகளையும் சித்தர்களையும் கண்டு தெரிந்து அவர்களை வணங்கி அவர்களுக்கு தேவையானத்தை கொடுப்பதுதான் ஐயம் இப்படி ஐயமும் பிச்சையும் கை கொண்டால் இந்த பாவை நோன்பானது மிக சிறப்பாக முடியும் இப்படி ஆண்டாள் நினைச்ச பாவை நோன்பருக்கு பல வரமுறைகளை வகுத்திருக்கின்றார் இந்த வரமுறைகளை சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறார் ஐயமும் பிச்சையும் ஆம்பனியும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து வரும் உய்தல் என்பது செலுத்தல் பிழைத்தல் நிலையான இடமடைகிறது இங்க இடத்துல நிலையான மடையடைதல் என்று போடலாம் நிலையான இடம் எது நான் மிக சுருக்கமா சொல்றேன் நிலையான இடம் எது இறைவனுடைய திருவடி தான் அந்த திருவடியை நோக்கி இந்த ஏழு விதமான வரமுறைகளையும் கை கொண்டால் நம்மை நாமை இந்த இறைவனுடைய திருவடியை நோக்கி இந்த ஆத்மாவை செலுத்தும் அப்பொழுது பிறவி இல்லாத பேரின்பம் அடைகிறோம் பிறவாயாக்கி பெரியோரே பிறவாய் இன்பம் தந்தருள்வாய் என்று நாயன்மார்களும் துறப்பேன் அல்லேன் இன்பம் துறவாது உன்னொருவம் மறப்பேன் என்று மன்னன் என்றும் மறவாத இவ்வுலகை நான் பிறப்பேனாக என்னேன் பிறவாமை பெற்றவை நீ பிறத்தேன் ஆதன்மையால் விண்ணகரான என்று ஆழ்வார்கள் கதழ்வதும் பிறவாமே நோய் பிறவாமே இருத்தல் வேண்டும் என்பது தேவை பிறத்தல் என்பது மிகவும் துன்பமானது அந்த துன்ப கிடந்த நம்மளை ரட்சிப்பதற்கு இறைவனுடைய திருவடியை சாட பொருத்தோம் ஆகவே பாவை நோன்பனுடைய நோக்கம் இறைவனுடைய திருவடியை அடைதல் என்பது இந்த வரவர்களை கைக்கொண்டு இதற்கு ஒரு களம் அமைத்துக் கொண்டு நம்முடைய பல இரண்டு மூன்று மூன்று ஆண்டுகளாக இதற்கு சிறப்பான ஒரு கடமை பெற்றிருந்த தம்பி மோலிதனுக்கும் அவனோட தோழ்ந்து இதற்கு உடைத்த அவனுடைய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இதை நல்ல முறையில் கடைபிடித்து நாம் உய்வோம் என்று சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம்